நீதானே தோன்றினாய் நரை கூடும் நாட்களிலே என்னை கொஞ்சம் தோன்றுமா அடி போடி காதலிலே நரை கூட தோன்றுமா நெஞ்சை விட்டு சொல்வாயோ சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா நீ சொல்வாயா